வெளியே போயிடலாமா என்னன்னே தெரியல நீ இந்த சாரா எல்லா நம்ம பைத்தியம் அது பண்ணுவான் பண்ணுவாங்க Oh, Tahu lain. Itu ya, Ini ada berapa பின்னாடி போறா பின்னாடி போறா uncle இதுல மிஷின் இருக்கா போன மாதிரி சொல்லுங்க ஒரு முறை உனக்கு அப்படி வாங்கிட்டு போயிட்டு പിന്നെ നാക്കിനെ തീരുന്നു നട ഓസിക്കുന്നു பின்னாடி இருக்கான் ஜெடி பின்னாடி இருக்கான் ஜெடி பின்னாடி